ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுவும் சரி பார்டர் இருக்கக்கூடியது வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ சாரியுடைய நம்பர் டபுள் ஃபோர் சிக்ஸ் சாரியுடைய நம்பர் டபுள் ஃபோர் சிக்ஸுங்க body of sari pastel blue கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பேஸ்டல் கிரே கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு டெஸ்டட் ஜரிலையும் பல்லுவில் காப்பரும் டாப்பர் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜரி பார்டர் காப்பரில் இருக்குங்க இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்றரை வார்ப்பு சாரீங்க கம்பேர் டு ஒன்னே முக்கால் டபுள் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் three ply thread work pure சில்க்குங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துருங்க சாரியோடைய price five thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் ஆர்டர் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியோடைய கலர் டபுள் ஃபோர் ஃபைவ் சாரியோடைய நம்பர் டபுள் ஃபோர் ஃபைவ் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் இருக்குது body of sari rani pink கலரில் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே வருங்க sari number double four eight pallu and blouse pinkish orange double shade body of sari radium green கலரில் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே top and bottom zari border இருக்கக்கூடிய ஒன்றரை வரப்பு சாரீங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ண சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யார் இந்த சேரீ கேட்டாலும் நம்ம வந்து அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு தான் சொல்லுவோம் யார் நம்பரும் நோட்டும் பண்ண மாட்டோங்க அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து சாரீ வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேரீ உங்களுக்கு அடுத்து கேட்டவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியாமல் போகுதுங்க ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா மட்டுமே அப்ரோச் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ண வேண்டாங்க அண்டு புக்கும் பண்ண வேண்டாங்க sari number double four nine body of sari maroon pallu and ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க sari number four five zero four five ஜீரோவில் pallu and blouse royal blue body of sari red colour கொஞ்சம் டார்க் ரெட்டாகவே இருக்குங்க இதுலேயுமே வந்து ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது எல்லா சாரிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வரும் கான்ட்ராஸ்டாக வரும் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க sari number four five one ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தவித லிமிடேஷன்ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ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 கஸ்டமர் யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நம்ம நேம் வரும் ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்